ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களை சுற்றி இருக்க உங்கள் கிளாஸ்மேட்ஸை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்களும் அவங்களும் சேம் ஏஜாக இருந்தாலும் உங்களுடைய ஹைட்டும் அவங்க ஹைட்டும் சேமாக இருக்கிறது இல்லை இந்த மாதிரி height skin colour eye colour hair colour இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு காரணம் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜீன்ஸ் அதாவது மரபணு ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரெய்ட் அதாவது பண்பை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது பல் மரபணு பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறோம் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி நைன்டீன் நாட் நைனில் Swedish geneticist H Nilsson Ehle அப்படிங்கிறவர் வீட் கர்னல்ஸ் அதாவது கோதுமை விதை உரையில் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் வாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக அவர் சூஸ் பண்ண வீட் கர்னல்ஸோட கலரை ரெண்டு ஜீன்ஸ் தான் தீர்மானிக்குது இந்த ரெண்டு ஜீன்ஸில் ஒவ்வொன்றுலேயும் ரெண்டு அலில்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு ஜீன்ஸில் ரெட் கலர் கொடுக்குற அலில் தான் ஒயிட் கலர் கொடுக்குற அலீலை விட டாமினன்ட் அதாவது ஓங்கு தன்மையோட இருக்கு Nilsson dark red colour white colour produce பண்ணுற வீட் வெரைட்டிஸோட பியூர் ப்ரீட்ஸை சூஸ் பண்ணாரு எக்ஸ்பிரிமெண்டலாக டார்க் ரெட் கொடுக்குற ஜீனோடைப் அதாவது மரபணு வாக்கம capital R one R one R two R டூனு ஒயிட் கலர் கொடுக்குற ஜீனோடைப்பை small R one R one R two R டூனு டிஃபைன் பண்ணார் இந்த ரெண்டு வெரைட்டியும் கிராஸ் பண்றதுனால உருவாகிற எஃப்என் ஜென்ரேஷன் அதாவது முதல் மகவு சந்ததியில மீடியம் ரெட் கலரை ப்ரொடியூஸ் பண்ற வீட் பிளான் கிடைக்குது இதோட type capital R one small R one capital R two small R டூன்னு இருக்கு எஃப்என் ஜென்ரேஷனோட ஜீனோ டைப்பை செல்ஃப் கிராஸ் அதாவது தற்கலப்பு பண்ணுறப்போ நமக்கு ஃபோர் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அது என்னன்னா capital R one capital R two capital R one small R two small R one capital R two small R one small R two F two generation பிளான்ஸோடைய ஜீனோடைப்பில் எத்தனை கேபிட்டல் ஆர் ஜீன்ஸ் இருக்குதுன்றதை பொறுத்து கர்னலோடைய ரெட்னஸ் அதாவது ரெட் கலரோட இன்டென்சிட்டி தீர்மானிக்கப்படுது உதாரணத்துக்கு நாலு கேபிட்டல் ஆர்ஜின் இருந்தா டார்க் ரெட் கலர்ல கர்னல்ஸ் கிடைக்குது அதுவே மூணு கேபிட்டல் ஆர்ஜின்ஸ் இருந்தா மீடியம் டார்க் ரெட் கலர்லையும் ரெண்டு கேபிட்டல் ஆர்ஜின்ஸ் இருந்தா மீடியம் ரெட் கலர்லையும் ஒரு கேபிட்டல் ஆர்ஜின் இருந்தா லைட் ரெட் கலர்லயும் கிடைக்குது ஒருவேளை கேபிட்டல் ஆர்ஜின்ஸே இல்லனா எந்த கலர்ல கர்னல்ஸ் இருக்கும் ஒயிட் கலர் கர்னல்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும் இதை தான் கேபிட்டல் ஆர்ஜின்ஸ் அடிட்டிவ் மேனர்ல ரெட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னாங்க அதாவது கேபிட்டல் ஆர்ஜின்ஸோடைய நம்பர் ஒன்னொன்னா அதிகமாக ஆக ரெட் கலருடைய இன்டென்சிட்டியும் அதிகமாகும் எஃப்டோ ஜென்ரேஷனில் ஒவ்வொரு ஃபீனோ டைப்லையும் எத்தனை கர்னல்ஸ் கிடைச்சது அதோட ரெட் கலர் இன்டென்சிட்டியும் வச்சு கிராஃப் ப்ளாட் பண்ணப்போ அந்த கிராஃப் ஒரு பெல் ஷேப்டு கர்வாக கிடைச்சிது இந்த கர்வ் மூலமாக ஃபீனோ டைப் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட கன்க்ளூஷன் என்னன்னா நில்சன் ஹில் ஸ்டடி பண்ண ஜீன்ஸ் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகாமல் இண்டிபெண்ட்டாக கம்பைன் ஆகும் இதை தான் இண்டிபெண்ட் அசார்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸ் மூணாவதா ஒரு ஜீனும் வீட்டோட கலரை தீர்மானிக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க இந்த மூணு ஜீன்ஸும் ஒன்னோட ஒன்று தொடர்பு இல்லாம இண்டிபெண்டா கர்னலோட கலரை டிசைட் பண்ணுதுன்னு சொன்னாங்க நில்சன் ஹீலுக்கு எஃப்என் ஜென்ரேஷனில் கிடைச்ச வீட்டை செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது எஃப் டூ ஜென்ரேஷனில் சிக்ஸ்டி த்ரீ ஈஸ்ட் ஒன் அப்படிங்கிற ஃபீனோடைபிக் ரேஷியோல red and white wheat kernels கிடச்சிது ஆனால் அதில் ரெட் வீட் கர்னல்ஸ் பல இன்டென்சிட்டியில் இருந்துச்சு அதனால இதோட genotypic ratio one is to six is to fifteen is to twenty is to fifteen is to six is to one அப்படின்னு கிடச்சிது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து ஒரு சின்ன கேள்வி இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் எஃப் டூ ஜென்ரேஷனில் எந்த கலர் கர்னல் அதிகமாக கிடச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இன்டர்மீடியட் ரெட் கலர் கர்னல் தான் அதிகமாக கிடைச்சிருக்கு இந்த ரிசல்ட்டை வச்சு தான் நில்சன் ஹீல் இங்க பிளெண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது கலப்பு பாரம்பரியம் நடக்கலன்னு கண்டுபிடிக்கிறாங்க பிளெண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ட்ரெயிட்டோட கிராஸ்னால வர நியூ ட்ரெயிட் அந்த ரெண்டு ட்ரெயிட்டோட ஆவரேஜாக இருக்கும் அதே மாதிரி பேரண்டல் ட்ரெய்ட்ஸும் எக்ஸ்பிரஸ் ஆகாது ஒருவேளை இந்த ஜீன்ஸ் பிளெண்ட் ஆயிருந்தா நில்சனுக்கு red and white wheat kernels cross பண்ணப்போ ஒன்லி இன்டர்மீடியட் ரெட் கலர் தான் கிடச்சிருக்கும் ஆனால் அவருக்கு பல இன்டென்சிட்டி ஆஃப் ரெட் கலர்ஸில் கர்னல்ஸ் கிடைச்சிது இது எதனாலனா ஜீன்ஸ் லிங்காக இல்லாமல் தனித்தனியாக செக்ரிகேட் ஆகி ரீகாம்பினேஷன் அதாவது மறுசேர்க்கையில் இன்வால்வ் ஆகுது பிளெண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் ஆகலன்றதுக்கு இன்னொரு எவிடன்ஸாக எஃப்டோ ஜென்ரேஷனில் கூட நமக்கு பியூர் பேரண்டல் பிரீட்ஸோட கலர்ஸான dark red and white colour kernel திரும்ப கிடைச்சிது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நில்சன் ஹில் என்ன ஹைப்போதசைஸ் பண்ணாருன்னா ரெண்டு லோக்கையில் இருக்கிற ஜீன்ஸ் தான் வீட்டோட கர்னலுக்கு அடிட்டிவாக கலரை கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொன்னார் சரி இப்போ இந்த வீட் கர்னல்ஸோட கலர் எப்படி பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸை ஃபாலோ பண்ணுது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ஜீன்ஸ் இந்த வீட் கர்னலோட கலரை கண்ட்ரோல் பண்ணுது இது மெண்டலின் இன்ஹெரிட்டன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தா either red or white kernels தான் கொடுத்துருக்கும் இல்லை இது டாமினன்ட் அல்லோட கலரை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கும் ஆனால் கர்னலோடைய கலரை கண்ட்ரோல் பண்ணுற ரெண்டு ஜீன்ஸுமே டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டிஸ் ஆஃப் ரெட் கலர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணி நிறைய ஃபீனோடைபிக் வேரியேஷன்ஸை கொடுக்குது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நீங்களும் உங்கள் கிளாஸ்மேட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கன்னு ஏன்னா இந்த கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன்ஸ் பாலிஜெனிக் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால தான் உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு கூட பார்க்குறேன் பாய்